அனைவருக்கும் வணக்கம் சில்வர் மைக்ரோவில் ஃபைவ் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஜூலை ஃபஸ்ட் ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது மார்க்கெட் இப்போ பாருங்கள் ஒரு கேப் அப் ஓப்பனிங் ஆல்மோஸ்ட் அந்த சிக்ஸ்டி தௌசண்ட் ரேஞ்ச் கிட்ட ட்ரேடிங் வந்து போகுது ஸோ இப்போதைக்கு நமக்கு கேண்டில் பார்த்தீங்கன்னா அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆனதுனால பை கால் வந்து ஜெனரேட் ஆகுது பை கால் அப்படின்றதுனால க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு buy at fifty nine thousand nine ninety seven கரெக்டாக சிக்ஸ்டி தௌசண்ட்க்கு ஒரு மூணு பாயிண்ட் கம்மியாக பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இந்த கேண்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் லைன் இருக்குல்ல அதான் என்ட்ரி பாயிண்ட் குரிய லைன் மேலே இருக்க green colour lines target line கீழே இருக்க red colour line range top loss line இந்த சார்ட்டில் எவ்ரிடே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணும் கேண்டில் சைட் பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்க்கும் அந்த பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் லைவ் மார்க்கெட்ல ஜென்ரேட் ஆகிட்டு வரும் அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் மட்டும் மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் ஸோ அப்படி நமக்கு இப்போ ஒரு பை கால் வந்திருக்கு கரெக்டாக சிக்ஸ்டி தௌசண்ட்ல இந்த பையிங் மவுண்டம் அப்படியே கண்டினியூ ஆகி மேலே இருக்க டார்கெட் லைன் தான் பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதில் first target sixty thousand one forty seven இருக்குது second target sixty thousand two ninety seven இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி மூவ்மெண்ட் ஆகுது பைக்கால் ஜென்ரேட் ஆனது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட் கிட்டக்க இப்போ வந்திருக்கு மார்க்கெட் சடனாக ஒரு புல்லிஷில் ஏறி இருக்கு ஃபஸ்ட்டு கால் ஜென்ரேட் ஆனோன்னே மார்க்கெட் வந்து டவுன் சைடு கொஞ்சம் இறங்குச்சு இறங்கினதுக்கப்புறம் ரெக்கவரி அந்த ரெக்கவரியில் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து இப்போ கொடுத்துருக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் ஃபஸ்ட் டாரட் அதுக்கப்புறம் நியூ கேண்டில் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆன நியூ கேண்டிலும் பாசிட்டிவாக இருக்குது sixty thousand two hundred range கிட்ட ட்ரேடிங் வந்து போகுது உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் இருந்தால் உங்களால் நல்லா ட்ரேட் பண்ண முடியும் இதை வச்சு நீங்கள் ஜஸ்ட் இந்த ட்ரெண்டை பார்த்தாலே கேண்டில் கலர் வச்சே ட்ரெண்டை கண்டுபிடிச்சிட முடியும் க்ரீன் கலர் கேண்டில்னா பை ட்ரெண்ட் ரெட் கலர் கேண்டில்னா செல் ட்ரெண்ட்னு இதை வச்சே ட்ரேட் பண்ண முடியும்னாலும் ட்ரேட் பண்ணலாம் இல்லை இதில் வர என்ட்ரி பாயிண்ட் டார்கெட்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி என்ட்ரி பாயிண்ட் வச்சு ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நம்ம கிடைச்ச பைக்கால் ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் ஆஃப் ட்ரேட் ட்ரேடிங்லே செகண்ட் டாரட்டையும் break out sixty thousand eight hundred வரைக்கும் மார்க்கெட் அப்பர் சைடில் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ